வணக்கம் வெல்கம் டு மோனிகா உலகம் இன்றைக்கி சிக்கன் வச்சு ஜிஞ்சர் சிக்கன் ஃப்ரை பண்ணலாம் இன்க்ரீடியன்ஸ் ஹாஃப் கேஜி சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் பெரிய வெங்காயம் நல்லா நறுக்குனது இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க கறிவேப்பிலை தாளிக்கும் போது போடுறதுக்கு சோம்பு பட்டை வகைகள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஜிஞ்சர் காஞ்ச மிளகா கொஞ்சம் இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்க்கு கொத்தமல்லி ஃப்ரை பண்ண தேங்காய் எண்ணெய் ஓகே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் பெரிய வெங்காயம் காஞ்ச மிளகாய் இஞ்சி அதோடய பேஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக எல்லாமே நல்லா போட்டுட்டு ஒரு லிட் போட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடி வைக்கணும் போதும் நல்லா வந்துடும் நல்ல ஃப்ளேவர்லாம் இறங்கி செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா இது ஃபுல்லாக ஜிஞ்சர் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ